hi guys welcome back to channel ஒரு வீடியோ தமிழகத்தில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே வந்து மகிழ்ச்சியான தகவல் வரக்கூடிய வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது இந்த ஒரு வீடியோ அதோட ஒரு விஷயத்துக்குமே ப்ரூஃப் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை அப்டேட் ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்டேட் பன்னெண்டாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொது தேர்வு ரத்தம் அப்படின்ற பற்றி இப்போ வந்து கேஸ் போட்டுருக்கு ரெண்டாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா ஒன்று நாலு நாள் குறைஞ்சி வரதுனால மாணவர்கள் எல்லாமே பயந்துட்டு இருக்காங்களே ஸோ அதனால் தமிழக தலைமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாக பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்ன மாதிரி நடந்தால் எந்த மாதிரி நடத்தணும் ஒரு நடத்தினா இன்னொரு ஆலோசனை இந்த வாரத்தில் மூணு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாணவர்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஏன்னா கொரோனா அப்டேட் கம்மியாகிட்டு வரனால கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற பயப்படுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஸோ ரெண்டு பேருமே தெளிவான ஆன்சர் வேணும்னா நாங்கள் இன்னொரு ஆலோசனை பண்ணி முடிவுகளை இந்த வாரம் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க ஸோ தெருவு இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த ஒரு ஆலோசனை நாளைக்கு இல்லை இன்றைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த வாரத்துக்குள்ளே இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் போலவே இந்த வருடமும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதோட கல்வி ஆண்டே தொடங்கல அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஸோ இன்னும் ஒன்பது பத்து பதினொன்றாம் வகுப்புக்குள்ளே ஸோ என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று ஸ்கூல் ரீஓப்பன் அமையும் அதை பற்றி தான் நாங்கள் மற்ற வகுப்பும் நாங்கள் சொல்லணும் ஸோ இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்ல கட்டாயம் கல்வி கட்டாயம் கல்வி சட்டத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கொரோனா குறைந்த இல்லைன்னு பார்த்துட்டு மார்க் வழங்கப்படும் ஸ்கூல் ரீஓப்பன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு ஆலோசனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பன்னெண்டாம் வகுப்பு குறித்து இன்னொரு முக்கியமான முடிவுகள் வெளிவரும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் டூ அப்படியே ஸ்கூல் ஸ்கூல் லிங்க் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து சேனல் நினச்சி போய் கேட்டுக்கோங்க டிஸ்கஷன் நினச்சி பண்ணனா கூட கீழே இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்கள் டவுட்ஸில் போய் கேளுங்க okay guys thank you for wasting your time வாழ்க்கைன்றது ஒரு பயணம் அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு